குட் மார்னிங் சொல்கிறதா காலை வணக்கம் சொல்கிறதான்னு தெரியல ஃபர்ஸ்ட் <laughs> ரொம்ப நாள் கழித்து நான் இவ்வளோ பேசுகிறேன் first of all good good morning to all என்னை ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எல்லோரும் இந்த ரோலில் பார்த்துருப்பீங்க நான் இந்த இன்ஸ்டியூட்டில் டூ இயர்ஸ் ஆச்சு ஜாயின் பண்ணி என்னோடய பர்சனல் அதாவது ட்ரைனிங்கில் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ட்ரைனிங் ஃபஸ்ட்டு பேசுங்க நீங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுங்க பேசுங்க பேசுங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒண்ணுமே பேசுங்க சர்மிளா வந்து உங்களை பேசணும் நீங்க எப்படி இன்னொரு ஆள் டெபியூட் பண்றீங்க நீங்க ஃபர்ஸ்ட் பேசுங்க அப்புறமா அவங்க பேசுங்க சரி இவங்க என் கூட பேசுறேன்னு சொன்னாங்க சார் அதனால சார் பேசுங்க பேசுங்க நான் பேசுறேன் சரி ஒன்றும் இல்லை நான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் ஆஃபீஸில் இங்கே ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேயே பார்த்தீங்கன்னா மிஸ் செக்ஷனில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன் நார்மலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு பேட்ச்லேயும் இங்கேருந்து வந்துட்டு போகிறவங்க கிட்டே அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்போம் பட் ஆனால் இந்த பேட்ச்சில் நானே வந்து என்னோடய ட்ரைனிங் பற்றின பர்சனல் ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்களோட பிரின்ஸிபல் சாருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ட்ரைனிங்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா அக்கா எனக்கு வந்து இன்னொரு ஒன் மந்த் வந்து ட்ரைனிங் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பட் ஆனால் இப்போ நானே வந்து கொஞ்சம் இன்னொரு ஒரு மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் எனக்கு பேட்ச் அதாவது பர் பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா மெஸ்லீடர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு டென் மெம்பர்ஸ் மட்டும்தான் நல்லா மிங்கிள் ஆவாங்க மற்ற யார் கூட எனக்கு அவ்வளோக்கா கம்யூனிகேட் இருக்காது பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது அதே மாதிரி என்னோடய கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுதெல்லாம் ஒத்தவால் குருவிகள் ரெட்டவால் குருவிகள் எங்கள் கிளாஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் தனியாக தெரிவாங்க ஏன்னா அவ்வளோ சுட்டித்தனம் அவ்வளோ வால் பண்ணிகிட்டு இருப்போம் ஜி செக்ஷன் அப்படின்னாலே ஒரு கெத்து தான் நான் ஜி செக்ஷன் செலக்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த நான் ஜி செக்ஷன் செலக்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தேன் என்னுடைய ஏஓ சார் வெங்கட் சாருக்கு நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன் ரொம்ப ஹாப்பி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஆஃபீஸில் ஜாயின் பண்ண புதுசில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தவிர இங்கே ட்ரைனிங்கில் வந்து நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் நார்மலாக நாங்கள் ட்ரைனிஸ் கிட்ட பேசி அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன் அதாவது ஃபீட்பேக் ஃபார்மில் கே கேட்குற விஷயங்கள் வந்து எனக்கே அதாவது கிளாஸில் வந்து எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் வந்து ட்ரைனிஸ் கிட்டே இருந்து கிடைக்கிறதுக்கு பதிலாக இப்போ நானே கொடுக்குறேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன் எங்களுக்கு வந்த எல்லா DCs AOs and RD faculties எல்லாருமே ரொம்ப ஜாலியாகவும் நல்லா நாங்கள் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா கிளாஸ் எடுத்தாங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதே மாதிரி தான் நிறைய என்ன சொல்லணும் அப்படின்னா இன்னும் ட்ரைனிங் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் வேறு எதுவும் இல்லை பெருசாக சொல்கிறதுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்களோட பிரின்ஸிபல் சார் வந்து ஆஃபீஸ் டைமை விட்டுட்டு எங்களை ஒரு ஒரு மணி நேரம் விளையாடுறதுக்கு கூட எங்களோட ஸ்டாஃப் எல்லாம் அலோவ் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் எங்களுக்கெல்லாம் அவ்வளோ டைம் கிடையாது நாங்கள் அங்களுக்கு எங்களுக்கு ஒர்க் லோட் வந்து அவ்வளோ இருக்கும் பட் ஆனால் இந்த ஒரு ஃபிஃப்டி த்ரீ டேஸ் வந்து நான் இருந்த முக்கால் பீரியடும் பார்த்தீங்கன்னா ப்ளே கிரவுண்டில் தான் இருந்திருப்பேன் ஆனால் நான் இருந்தது என்னோடய ரோல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கிளாஸில் கல்ச்சுரல் லீடர் ஒரு நாள் கூட கல்ச்சுரலுக்கு வந்திருக்கவே மாட்டேன் எங்களோட ஜென்ஸ் கல்ச்சுரல் லீடர் தான் எல்லாம் பார்த்துருப்பாரு நான் இருந்தது ஃபுல்லாகவே லைவ் அதே மாதிரி தான் லைப்ரரிக்கும் நான் போனதே கிடையாது சார் வந்து லைப்ரரி போய் ஒரு புக் எடுத்து படிக்க சொல்லியிருக்காரு நீங்கள் எல்லோரும் எடுத்துருப்பீங்க நான் லைப்ரரியும் போனதே கிடையாது மற்ற எல்லா கிளாஸுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது நல்லா ஜாலியாகவும் இருந்தது அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்கெல்லாம் நான் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு போயிருக்கேன் ப்ரேயருக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சதாங்க ரொம்ப கொடுமையாக இருந்தது பட் ஆனால் அதுவும் இப்போ பழகிருச்சு ரொம்ப ஹாப்பி வேறு எதுவும் இல்லைங்க பெருசாக சொல்கிறதுக்கு தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் இங்கே இந்த பயிற்சிக்கு வரும்போது எனக்கு எந்த ப்ரொசீஜருமே தெரியவே தெரியாது டெய்லி நான் ஆஃபீஸ்க்கு டெய்லி லேட்டாக தான் போவேன் எனக்காகவே அட்டண்டன்ஸ் க்ளோஸ் பண்ணாமையே வச்சுட்டே இருப்பாங்க எனக்காக கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எங்கள் தாசில்தார் கூட என்னை ஒன்றுமே கண்டுக்கிறவே மாட்டாங்க இந்த பொண்ணு டெய்லி லேட்டாக தான் போவேன் எனக்கே இப்போ அங்கே வந்த பிறகு ரொம்ப அசிங்கமாக இருக்குது இனிமேல் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்றது எனக்கு ஸ்கூலில் கூட ஒரு கொஸ்டின் சொல்ல சொன்னால் கூட என்னால் பக்கத்தில் பிள்ளைங்களை பிடிச்சிட்டு தான் சொல்வேன் எனக்கு அந்தளவு ஒன்றுமே எந்திரிச்சு பேசவோ எதுவுமே தெரியாது ஆனால் வெளியே ஜென்ரலாக நிறையா வாய் பேசுவேன் ஆனால் இங்கே வந்து பொதுவாக எனக்கு பேச தெரியல அதே மாதிரியா எங்கள் கிளாஸில் அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏ செக்ஷன்லன்ற ஒரு அந்த இதில் இருக்கோன்றதே எனக்கு ரொம்ப பெருமை எல்லாருமே எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக ரொம்ப நல்லா விட்டு கொடுத்து இருப்பாங்க எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே வராது எதுவுமே எதுவும் பேச மாட்டாங்க இப்போ கூட எனக்கே அசிங்கமாக இருக்கு இவ்வளோ நேரம் பேசலையே எங்கள் செக்ஷனில் என்ன ரொம்ப நினப்பாங்களோன்ற எனக்கு அவங்களுக்காகவே நான் பேசணுன்றதுக்காகவே நான் வந்தேன் இங்கே வந்து நிறையா பனிப்பதிவேடு எப்படி நான் என்னுடைய பதிவேடாச்சும் எப்படி பராமரிக்கணுன்றது கூட எனக்கு தெரியாமல் இருந்துச்சு இங்கே வந்து என்னுடைய இதாவாச்சும் ஒழுங்காக கரெக்டாக பராமரிக்கணுன்றது கொஞ்சம் ரூல்ஸ் எல்லாம் கற்றுருக்கேன் எந்த லீவ் எடுத்தால் என்ட்ரி போடாமல் இருந்தால் எப்படி நம்ம இதை நம்ம பனிப்பதிவேடாவாச்சும் எப்படி பராமரிக்கணுன்றது கூட நிறையா கற்றுருக்கேன் அப்புறம் எல்லா லெக்சர்ஸும் தூங்கினா கூட நிறையா எந்திரிச்சு நின்று கைதட்ட சொல்லி எங்கள் தூக்கத்தெல்லாம் கலைச்சிருக்காங்க எதுவுமே திட்டினதே இல்லை எங்களை இது வரைக்கும் அதே மாதிரி ஊரக வளர்ச்சி சார் எங்களுக்கு நல்லா எனக்கு அந்த அந்த பீரியட் எனக்கு தூக்கமே வரவே வராது அது அந்த ஒரு பீரியடு தான் வைப்பாங்க இருந்தாலும் எங்களுக்கு அது தூக்கமே வரவே வராது ரொம்ப மோட்டிவாக இருக்கும் அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை இனிமேல் ஆஃபீஸில் போய் நான் கரெக்டாக பத்து மணிக்கு போகணுன்ற ஒரு மோட்டிவேஷன் தான் எனக்கு இருக்குது நல்ல நல்ல பேர் எடுக்கணும் ஆஃபீஸில் அதுதான் அது வரைக்கும் எல்லா லெக்சர்ஸ்க்கும் ரொம்ப நன்றிங்க சார் தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ